அனைவருக்கும் வணக்கம் கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம டெஸ்கிட்டா பேக்ரவுண்டில் எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் கைஸ் இதுதான் நம்ம புதுசாக போகிற எடிட்டிங் வீடியோ கைஸ் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு பிசியை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பர்சனைசேஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி நிறையா வரும் கெட் மோர் தீம்ஸ் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம் கைஸ் ஸோ இப்போ நம்மளும் ஸ்க்ரால் பண்ணி போனோம்னா நிறைய இருக்குது ஓகே இப்போ நம்ம இந்த இதை கிளிக் பண்ணுறோம் ஓகே கைஸ் இப்போ ஒரு சவுண்டோட மாறும் கைஸ் இது ஒவ்வொரு டைமும் மாறிட்டே இருக்கும் இப்போ நம்ம காமிக்க பேக்ரவுண்ட் மாறி இருக்குது ஓகே இப்போ நம்ம இந்த பேக்ரவுண்ட் தான் மாட்ட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை கைஸ் நம்மளுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டும் மாற்ற முடியும் எப்படின்னு இப்போ காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த இங்கே கம்ப்யூட்ரு அப்படின்னு இருக்கா காய்ஸ் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் காய்ஸ் ஓகே ஓகே கிளிக் பண்ணோடனே எந்த ஃபோட்டோ வேணுமோ பண்ணிக்கோங்க காய்ஸ் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஓகே ஓகே கைஸ் இப்போ நம்ம சேனல் லோகோவே எடுத்திருக்கேன் ஓகே இதை எப்படி நம்ம வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கைஸ் ஓகே இந்த ஃபோட்டோவுக்கு நேராக ரைட் கிளிக் பண்ணுங்கள் காய்ஸ் அதில் வந்து மேலேயே செட்டஸ் டெஸ்கிட்ட பேக்ரவுண்டுன்னு இருக்கும் கைஸ் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் காய்ஸ் ஓகே கைஸ் அவ்வளோதான் கைஸ் லேசாக கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சேனல் லோகோவே வந்துருச்சு கைஸ் அவ்வளோதான் கைஸ் ஈஸி இதை நம்ம பிசிலையும் பண்ணலாம் அதே மாதிரி போல் லேப்டாப்லேயும் பண்ணலாம் கைஸ் ஓகே காய்ஸ் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் போகும்போது மறக்காமல் நம்ம விக்னேஷ் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்